நேயர்கள் நச்சினை அறக்கட்டளைக்கு வழங்கிய நன்கொடையிலிருந்து பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ் திருச்சி நேச்சுரக்கேர் நிறுவனம் வழங்கும் மக்கும் பொருளால் தயாரிக்கப்பட்ட கைப்பை திருச்சி மனிதம் கல்வி பணி மன்றம் வழங்கும் பயனுள்ள தமிழ் கையேடுகள் ஆகியவை இந்த மாணவருக்கு ஊக்க பரிசுகளாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன அனைத்து மாணவர்களும் வெற்றி படிகளில் ஏறலாம் பரிசுகளை அல்லலாம் நச்சினை நேயர்களுக்கு வணக்கம் என் பெயர் சமிஸ்தா நான் ஏழாம் வகுப்பு படிக்கிறேன் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி முதலைப்பட்டி நாமக்கல் வான் புகழை கொண்ட வள்ளுவனை தந்த தமிழே உன்னை இருகரம் கூப்பி வணங்குகிறேன் என்னை மண்ணில் ஈன்றெடுத்த என் தாய் தந்தையை வணங்கியும் கல்வி கொடுத்த ஆசானை வணங்கியும் என் முறையை நான் தொடங்குகிறேன் இங்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கண்ணன் பக்தி பாடல் கண்ணன் பக்தி சேர்ந்திடில் கவலையாவும் தீர்ந்திடும் கண்ணன் பக்தி சேர்ந்திடில் கவலையாவும் தீர்ந்திடும் மண்ணை வாரி தின்றவன் மழையை தூக்கி நின்றவன் கண்ணன் பக்தி சேர்ந்திடில் கவலையாவும் தீர்ந்திடும் வீட்டில் திருடும் எண்ணெயை வெளியில் தானம் பண்ணுவான் நாட்டில் சிறுவர் யாவரும் கண்ணன் பக்தி சேர்ந்திடின் கவலையாவும் தீர்ந்திடும் பெண்ணை காணில் ஓடுவான் பிறரை காணில் வாடுவான் எண்ணம் என்ன தீயதோ இல்லை முற்றும் தூயதே கண்ணன் பக்தி சேர்ந்திடில் கவலை யாவும் தீர்ந்திடும் எண்ணிருந்த கோபிகள் பெண்ணில் காமம் அல்லவே பிள்ளை பெற்றதில்லையே கண்ணன் பக்தி சேர்ந்திடில் கவலை யாவும் தீர்ந்திடும் தூய அன்பு காதலை துளங்க வைக்கும் சோதியம் நேயமாகும் கண்ணனை எண்ணுவோம் கண்ணன் பக்தி சேர்ந்திடில் கவலையாவும் தீர்ந்திடும் என்றும் என்றும் பாழனா இன்ப கேளில் ஓரனாய் கன்று காய் மேய்ப்பதில் கழித்துரோகம் காப்பவன் கண்ணன் பக்தி சேர்ந்திடில் கவலையாவும் தீர்ந்திடும் புலனை வெள்ளும் கீதையை புகழும் கண்ணன் மேதையை நலனில்லாத காமிபாய் நாம் நினைத்தால் தீமையாம் கண்ணன் பக்தி சேர்ந்திடில் கவலையாவும் தீர்ந்திடும் ஆண்மை என்ற வன்மையும் அன்பு பெண்மின் மென்மையும் மாண்பில் சேர்ந்த வேடையை மாய கண்ணன் லீலையும் கண்ணன் பக்தி சேர்ந்திடில் கவலையாவும் தீர்ந்திடும் நற்றினை நேயர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி